வணக்கம் என்எஸ்எஸ் ஐஐடி பாம்பேவின் ஓஎல்ஐ திட்டத்தில் இருந்து உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒன்பதாம் வகுப்பு கணிதம் வரைபடங்கள் வரைபடங்களில் நாம் காண இருப்பது இரு மாறிகளில் இருந்து அமைந்த நேரிய சமன்பாடு என்றால் என்ன ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளும் அதன் சில சிறப்பு பண்புகளும் கடைசியாக நாம் காண இருப்பது வரைபட முறையின் மூலமாக ஒழுங்கமைந்த நேரிய சமன்பாடுகளுக்கு தீர்வு காணுதல் முதலாவதாக நாம் காண இருப்பது இது மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடு என்றால் என்ன இரு மாறிகளில் அமைந்த ஓர் நேரிய சமன்பாட்டின் வடிவம் a x plus y equals to c ஆகும் இங்கு எக்ஸும் ஒய்யும் இரண்டு மாறிகள் சி என்பது மாறிலி இதில் ஏ மற்றும் பி ஆகிய இரண்டும் ஒரே நேரத்தில் பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது அதாவது ஏ பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுது பி என்பது பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது பி என்பது பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுது ஏ என்பது பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது இங்கு ஏ பி சி ஆகிய மூன்றும் மெய்யெண்களாகும் இதற்கு எடுத்துக்காட்டாக two x plus five y equals to zero root two x plus root five y equals to ten ஆகிய இரண்டும் இரு மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடாகும் ஆனால் two x square plus three x y plus five y square equals to 0, 2 root x plus 5 root y equals to zero ஆகிய இரண்டும் நேரிய சமன்பாடுகள் இல்லை இரு மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாட்டுகளின் வரைபடத்தை எவ்வாறு வரைய வேண்டும் என்பதை காண்போம் இதற்கு எடுத்துக்காட்டாக 2x plus y equals to 4 என்னும் சமன்பாட்டிற்கு வரைபடம் வரையலாம் இதற்கு முன்பாக நாம் சில புள்ளிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை நாம் இணைக்க வேண்டும் சமன்பாட்டில் உள்ள ஏதாவது ஓர் மாறியை மட்டும் நாம் தனிமைப்படுத்தல் வேண்டும் இங்கு நான் ஒய்யை தனிமைப்படுத்தியுள்ளேன் எக்ஸையும் தனிமைப்படுத்தலாம் two x plus y equals to ஃபோரை y equals to four minus two x என்று எழுதிக் கொள்கிறேன் இப்பொழுது எக்ஸிற்கு ஒரு சில மதிப்புகளை கொடுத்து ஒய்யின் மதிப்பை கணக்கிடுகிறேன் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன் எனில் y equals to four minus two into one two x equals to zero எனில் y equals to four minus two into zero four x equals to minus four எனில் y equals to four minus two into minus one six x equals to minus two எனில் y equals to four minus two into minus two eight இதை நாம் அட்டவணைப்படுத்தலாம் நாம் எடுத்துக்கொண்ட எக்ஸின் மதிப்பிற்கு நமக்கு கிடைத்த ஒய்யின் மதிப்பை நாம் அட்டவனையாக படுத்தி அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு புளியையும் நாம் graph பேப்பரில் குறித்து அதை இணைத்தால் நமக்கு வரைபடம் கிடைக்கும் இரு மாறிகளில் இருந்து அமைந்த நேரிய சமன்பாட்டின் வரைபடமாவது ஓர் கோடாக இருக்கும் வரைபடத்தில் நாம் எக்ஸ் ஒய் அச்சுகளை குறிப்பிட வேண்டும் மற்றும் அந்த வரைபடத்தின் சமன்பாட்டையும் சமன்பாட்டை எழுத வேண்டும் பின்னர் ஒவ்வொரு புள்ளியையும் நாம் குறிக்க வேண்டும் இப்பொழுது, ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகள் என்றால் என்ன என்பதைக் காணலாம். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நேரிய சமன்பாடுகள் ஒரே வகையான மாறிகளைக் கொண்டிருந்தால் அவை ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகள் ஆகும். எடுத்துக்காட்டு 2x 3y 5 x y 0 இந்த வகுப்பில் இரு மாறிகளாலான இது சமன்பாடுகள் உள்ள ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளை மட்டும் காண்போம் ஒரு சமன்பாட்டிற்கு பல தீர்வுகள் உள்ளன ஆனால் இது சமன்பாட்டிற்கு உள்ள ஒழுங்கமைந்த நேரியல் சமன்பாடுகளுக்கு தீர்வு என்பது இரண்டு சமன்பாடுகளையும் தீர்க்க வேண்டும் எடுத்துக்காட்டு two x plus three y equals to five x minus y equals to zero இந்த ஒழுங்கமைந்த நேரிய சமன்பாடுகளின் தீர்வு x equals to one y equals to one ஆகும் ஏனெனில் two into one plus three into one அதாவது two plus three equals to five ஆகும் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஆகும் இது இரண்டு சமன்பாடுகளையும் திருக்குகிறது எனவே இது இந்த ஒழுங்கமைந்த நேரிய சமன்பாட்டின் தீர்வாகும் மூன்றாவதாக நாம் காண இருப்பது ஒழுங்கமைந்த நேரிய சமன்பாடுகளின் சில சிறப்பு பண்புகள் ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகள் இரண்டு தொகுப்பிற்கீழ் வரும். முதல் தொகுப்பு ஒருங்கமைவு தொகுப்பு. இரண்டாம் தொகுப்பு ஒருங்கமைவற்ற தொகுப்பு. முதல் தொகுப்பில் எந்தெந்த சமன்பாடுகளுக்கு ஒரே ஒரு தீர்வு அல்லது எண்ணற்ற தீர்வுகள் உள்ளதோ அவை ஒருங்கமைவுத் தொகுப்பிற்கீழ் வரும். எந்தெந்த சமன்பாடுகளில் தீர்வுகளே இல்லையோ அவை ஒழுங்கமையவற்ற தொகுப்பிற்கீழ் வரும் ஒழுங்கமைவு தொகுப்பில் உள்ள சமன்பாடுகள் இரண்டு வகைப்படும் ஒரே ஓர் தீர்வு உள்ள சமன்பாடுகள் எண்ணற்ற தீர்வுகள் உள்ள சமன்பாடுகள் என இரண்டு வகைகள் உள்ளன இதில் ஒரே ஓர் தீர்வு உள்ள சமன்பாடுகள் அவை வரைபடமாக நாம் வரைந்தால் அவை வெட்டும் கோடுகளாக இருக்கும் அதுவே எண்ணற்ற தீர்வுகள் உள்ள சமன்பாடுகளை நாம் வரைபடமாக வரைந்தால் ஒன்றிய கோடுகளாக இருக்கும் அதாவது ஓர் கோட்டின் மேல் இன்னொரு கோட்டு இருக்கும் ஒருங்கமையவற்ற தொகுப்பில் உள்ள சமன்பாடுகளுக்கு தீர்வுகளை இருக்காது அதாவது அம் சமன்பாட்டில் உள்ள நேரிய சமன்பாடுகளை நாம் வரைபடமாக வரைந்தால் அவை இணைகோடுகளைக் குறிக்கும். இணைகோடுகள் வெட்டவே வெட்டால் எனவே அதனால் தீர்வுகளே அதற்கு இருக்காது. கொடுக்கப்பட்டுள்ள ஒருங்கமைந்த சமன்பாட்டுக்கு ஒருங்கமைவு மற்றும் ஒருங்கமையவற்ற தன்மை இருக்கிறதா என்பதைக் காண்பதற்கு ஓர் வழிமுறையை காணலாம். கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை நான் a one x plus b one y plus c one equals to zero என்றும் a two x plus b two y plus c two equals to zero என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இங்கு மாறியும் மாறிகளும் மாறிலிகளும் இரண்டும் ஒரே பக்கத்தில் இருக்க வேண்டும் இப்பொழுது a one by a two not equals to b one by b two எனில் ஒரே ஓர் தீர்வு மட்டும் பெற்றிருக்கும் அதாவது அந்த சமன்பாடுகள் வெட்டும் கோடுகளை குறிக்கும் அதாவது ஒழுங்கமைவுடையதாக இருக்கும் a a one by two to b one by b two equals to c one by c two எனில் அந்த சமன்பாடுகள் எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் அவை ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கும் இவை ஏ உடையதாக இருக்கும் a1 b one by b two not equals to c one by c two எனில் அந்த சமன்பாடுகளுக்கு தீர்வுகளே இருக்காது அவை இணைக்கூடுகளாக இருக்கும் ஒழுங்கமையவற்றதாக இருக்கும் கடைசியாக நாம் வரைபட முறையின் மூலமாக ஒழுங்கமைந்த நேரிய சமன்பாடுகளுக்கு தீர்வை எவ்வாறு காணலாம் என்பதை காண்போம். ஒழுங்கமைந்த நேரிய சமன்பாடுகளை தீர்க்கும் முறைகள் வடிவியல் முறை வரைபட முறை மட்டுமே உள்ளது. இயற்கணித முறை பிரதியிடல் முறை நீக்கல் முறை குருவு பெருக்கல் முறை என மூன்று முறைகள் உள்ளன. ஆனால் இந்த வகுப்பில் நாம் வரைபட முறையை மட்டும் காண்போம் வரைபட முறைக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை காணலாம் எடுத்துக்காட்டு கீழ்காணும் நேரிய சமன்பாடுகளை தீர்க்குக two x minus two y minus seven equals to zero x minus three y plus two equals to zero இங்கு முதலில் நாம் a1 by a2, b1 by b2, c1 by c2 சி ஆகிய மூன்றையும் கணக்கிடலாம் a1 by a2 equals to 2 by 1 b1 by b2 equals to minus 2 by minus 3 which is equals to 2 by 3 c1 by c2 equals to minus 7 by 2 இங்கு நாம் a1 by a2 not equals to b1 by b2 என்பதை காணலாம் எனவே இந்த சமன்பாடுகளுக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும் இருக்கிறது அதாவது இது ஒழுங்கமைவுடையதாக இருக்கும் இப்பொழுது ஒவ்வொரு சமன்பாட்டிற்கும் நாம் வரைபடம் வரைய வேண்டும் கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாட்டில் ஏதாவது ஓர் மாறியை தனிமைப்படுத்துதல் வேண்டும் இங்கு நான் y ஐ தனிமைப்படுத்தியுள்ளேன் y equals to 2x minus seven by two இப்பொழுது எக்ஸிற்கு ஏதாவது ஓர் மதிப்பை கொடுத்து ஒய்யின் மதிப்பை நான் கணக்கிடுவேன் வரைபடம் வரைய நமக்கு குறைந்தது மூன்று மதிப்புகள் தேவை எக்ஸ் ஈக்குவல்ஸ் to ஒன் எனில் y equals to two into one minus seven by two two minus 7 by two equals to two five x equals to 2 எனில் y equals to 2 into 2 minus 7 by 2 4 minus 7 by 2 equals to minus 1.5 x equals to 3 எனில் y equals to 2 into 3 minus 7 by 2 6 minus 7 by 2 minus 0.5 இப்பொழுது நமக்கு கிடைத்த மூன்று மடிப்புகளையும் நாம் அட்டவனையாக எல்திக்கொள்ள வேண்டும் அவ்வாதே இரண்டாம் சமன்பாட்டிற்கும் செய்ய வேண்டும் இங்கும் நான் y ஐ உள்ளேன் y equals to x plus two by three இப்பொழுது எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன்று ஒன் எனில் y equals to 1 plus 2 by 3, three by 3 equals to 1, x equals to 4 எனில் y equals to 4 plus 2 by 3, 6 by 3 equals to 2, x equals to 7 எனில் y equals to 7 plus 2 by 3 9 by 3 equals to 3 இங்கும் நமக்கு கிடைத்த மூன்று மடிப்புகளை நாம் அட்டவணையாக எழுதி கொள்ள வேண்டும் இந்த அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு மதிப்பையும் நாம் இப்பொழுது graph பேப்பரில் குறிக்க வேண்டும் நான் முதல் அட்டவணையில் உள்ள மூன்று புள்ளிகளையும் குறித்து பச்சை கோட்டை வரைந்துள்ளேன் நீலக்கோட்டை நான் இரண்டாம் வட்டமுனையில் உள்ள மூன்று புள்ளிகளையும் குறித்து இணைத்து பெற்றுள்ளேன் இப்பொழுது இரண்டு கோடுகளும் எங்கு வெட்டுப்படுகிறதோ அதுவே இந்த சமன்பாட்டின் தீர்வாகும் இந்த கேள்வியில் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் மற்றும் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இரண்டு கோடும் வெட்டுகிறது எனவே six point two five comma two point seven five என்பது இந்த சமன்பாட்டின் தீர்வாகும் இரண்டாவது எடுத்துக்காட்டாக கீழ்காணும் நேரிய சமன்பாடுகளை தீர்க்குக four x plus y minus three equals to zero eight x plus two y minus six equals to zero மீண்டும் நாம் இப்பொழுது a1 by a2 b1 by b2 c1 by c2 வை கண்டுபிடிக்க வேண்டும் a1 by a2 equals to 4 by 8 equals to 1 by 2 b1 by b2 equals to 1 by 2 c1 by c2 equals to minus 3 by minus 6 equals to 1 by 2 இங்கு நாம் a1 by a2 equals to b1 by b2 equals to c1 by c2 என்பதைக் காணலாம் எனவே இந்த சமன்பாடுகளுக்கு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கின்றன இவை ஒழுங்கமைவுடையதாக இருக்கிறது மீண்டும் ஒவ்வொரு சமன்பாட்டிற்கும் நாம் வரைபடம் வரையலாம் முதல் சமன்பாட்டாக four x plus y equals to இல் ஒய்யை நாம் தனிமைப்படுத்திக் கொள்கிறேன் y equals to three minus four x x equals to minus 1 எனில் y equals to 3 minus 4 into minus 1 equals to 3 plus 4 equals to 7 x equals to 0 எனில் y equals to 3 minus 4 into 0 equals to 3 minus 0 equals to 3 x equals to 1 எனில் y equals to 3 minus 4 into 1 3 minus 4 equals to minus 1 இப்பொழுது நாம் பயன்படுத்திய x இன் மதிப்பிற்கு கிடைத்த y மதிப்புகளை நாம் அட்டவணையாக எழுதி கொள்ள வேண்டும் இரண்டாம் சமன்பாட்டிற்கு அதே மாதிரி செய்ய வேண்டும் 8x plus 2y equals to 6 y equals to 6 minus 8x by 2 x equals to minus 1 எனில் y equals to 6 minus 8 into minus 1 by 2 equals to 6 plus 8 by 2 equals to 7 x equals to 0 எனில் y equals to 6 minus 8 into 0 by 2 equals to 6 minus 0 by 2 equals to 3 x equals to 1 எனில் y equals to 6 minus 8 into 1 by 2 equals to 6 minus 8 by 2 equals to minus 1 ஆகும் இங்கு கிடைத்துள்ள மூன்று புள்ளிகளையும் நாம் அட்டவணையாக எழுதிக் கொள்ள வேண்டும் மீண்டும் நாம் கிடைத்த புள்ளிகளை கிராஃப் பேப்பரில் குறியிட்டு முதல் மூன்று புள்ளிகளை இணைக்க வேண்டும் இதை இணைத்தால் நமக்கு four x plus y equals to த்ரீயின் கோடு கிடைக்கும் கடைசியாக உள்ள மூன்று புள்ளிகளை இணைத்தால் நமக்கு eight x plus two y equals to சிக்ஸின் கோடு கிடைக்கும் இந்த வரைபடத்தின் மூலமாக நாம் காணலாம் அதாவது four x y y equals 3 three மற்றும் eight x 2y two y equals ஆக்கிய சிக்ஸ் ஆகிய இரண்டின் கோடுகளும் ஒன்றின் மேல் ஒன்று உள்ளது எனவே இந்த சமன்பாடுகளுக்கு எண்ணற்ற தீர்வுகள் உள்ளன கடைசி எடுத்துக்காட்டாக கீழ்காணும் நேரிய சமன்பாடுகள் தீர்க்குக 4x - 2y + 7 = 0 2x - y + 9 = 0 இங்கு நாம் மீண்டும் a1/a2 b1/b2 c1/c2 കണ്ടபுడితால் a1/a2 = 4/2 = 2/1 b1/b2 = -2/-1 = 2/1 1 C1 by C2 equals to 7 by 9 எனவே இங்கு A1 by A2 equals to B1 by B2 not equals to C1 by C2 எனவே இந்த சமன்பாடுகளுக்கு தீர்வுகளே இல்லை மீண்டும் ஒவ்வொரு சமன்பாட்டிற்கும் நாம் வரை வரைபடம் வரைய ஏதாவது ஓர் மாறியை தனிமைப்படுத்த வேண்டும் இங்கு நான் y ஐ தனிமைப்படுத்தி உள்ளேன் y equals to four x 7 seven by two இப்பொழுது x இதுக்கு மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் என மூன்று மதிப்புகளை கொடுத்து இன் மதிப்புகளை கணக்கிட்டு அதை நான் அட்டவணையாக உள்ளேன் இங்கு இந்த அட்டவணையில் உள்ள மூன்று புள்ளிகளை நான் கிராஃப் பேப்பரில் குதித்து அதை இணைத்தால் நமக்கு இந்த முதல் சமன்பாட்டின் வரைபடம் கிடைக்கும் மீண்டும் நான் two x minus y equals to minus நைனை y equals to two x plus nine என்ன எழுதி ஒய்யை தனிமைப்படுத்தியுள்ளேன் மீண்டும் நான் எக்ஸிற்கு மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் என மூன்று மதிப்புகளை கொடுத்து ஒய்யின் மதிப்புகளை கணக்கிட்டு அதை நான் அட்டவணைப்படுத்தி உள்ளேன் இந்த அட்டவணையில் உள்ள மூன்று மதிப்புகளை நான் கிராஃப் பேப்பரில் குறித்து அதை இணைத்தால் எனக்கு two x minus y equals minus minus nine என்பதின் வரைபடம் கிடைக்கும் அதன் வரைபடத்தை காணலாம் அதன் வரைபடத்தின் மூலமாக நாம் காணலாம் அதாவது four x 7 seven equals 2y two y மற்றும் two x plus nine equals to y என இரண்டு சமன்பாட்டிற்கும் தீர்வுகளே இல்லை ஏனெனில் இவ்விரண்டும் இணைக்கோடுகளாக இருக்கின்றன எனவே இந்த சமன்பாடுகளுக்கு தீர்வுகள் இல்லை இந்த வீடியோவில் இரு மாறிகளில் அமைந்த நேரிய சமன்பாடு என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளும் அதன் சில சில சிறப்பு பண்புகளை பற்றி பார்த்தோம் கடைசியாக வரைபட முறையின் மூலமாக ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளுக்கு தீர்வை எவ்வாறு காண வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம் இம்ப்ரூவ் யுவர் வொக்காபுலரி எபிலிட்டி என்றால் திறமை செலிப்ரேஷன் என்றால் கொண்டாட்டம் நன்றி